ஸோ காலங்காத்தால் கஷ்டப்பட்டு அலாரம் வச்சு எந்திரிச்சு படிக்கலாம்னு சொல்லிட்டு டெஸ்க் முன்னாடி போய் உட்காந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு புக்கை திறக்கும் போது தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் சரி அந்த நோட்டிஃபிகேஷன் சும்மா திறந்து பார்த்துட்டு அப்படியே திரும்பவும் படிக்க போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி உள்ளே போகிறவங்க தான் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து வெளியே வரும் இந்த பிரச்சனையை போக்குறதுக்காக நான் உங்களுக்கு கொடுக்குற ஆப் தான் ஃபாரஸ்ட் என்னடா அவன் குழந்தைத்தனமாக ஏதோ ஃபோக்கஸிங் ஆப்பை கொடுக்குறான் எப்படி இதை வச்சுலாம் இது பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் தெரியுது but this app is different this app is actually fun actually எப்படின்னா இப்போ வந்துட்டு மற்ற ஆப்லாம் வந்துட்டு சும்மா இப்படி கிளிக் பண்ணால் யூல் என்னது உங்கள் ஃபோனை யூஸ் பண்ண முடியாது அப்படிலாம் இருக்கும் but this app makes you realise the work of ஸ்டடீஸுங்க I'm talking like fifty year old okay இந்த ஆப்போட பேசிக் ப்ரா பர்பஸ் என்னென்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நீங்கள் ஒரு சின்ன ட்ரீ நடலாம் அந்த சின்ன ட்ரீ வந்துட்டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் கரெக்டாக வளர்ந்துடும் நீங்கள் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஒரு பெரிய ட்ரீ வளர்க்கலாம் அந்த தேர்ட்டி மினிட்ஸில் அந்த பெரிய ட்ரீ வளர்ந்துடும் ஆனால் நடுவில் வந்துட்டு ஒரு கோல்மால் வேலை பார்த்து நான் இன்ஸ்டாகிராம் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு வச்ச tree set app number two Wi-Fi. Mi Wi-Fi. இந்த ஆப் பேர் சொல்கிறது கஷ்டமாக இருக்கலாம் but it's a very simple app நீங்கள் வந்துட்டு எப்போயாவது ஃபோன் யூஸ் பண்ணும்போது கஷ்டப்பட்டு மேலே வரைக்கும் உங்களோட தம்பை கொண்டு போயிட்டு ஃப்ராக்சர் அளவுக்கு போயிருக்கா அந்த பிரச்சனைக்காக நான் உங்களுக்கு கொடுக்குற ரெமெடி தான் மியூஎஃப் ஃபைவ் ஐ நெவர் கொண்டு கெட் தட் ரைட் இந்த ஆப்பில் உங்களோட நோட்டிஃபிகேஷன் பாரை உங்களுக்கு கீழே கொண்டு வந்துடும் அதனால் உங்களால் ஈஸியாக உங்களோட உங்களோட பிரைட்னஸையோ இல்லை செட்டிங்ஸ்க்கோ இல்லை ஏதாவது ஒரு இதை மாற்றணுனால ஈஸியாக மாற்றிக்கலாம் it's very simple and very efficient app number three Android டென்னோட மெயின் ஃபீச்சர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபீச்சர் டார்க் மோட் இந்த டார்க் மோடுக்காக எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்க மச்சான் டார்க் மோடு வேண்டா set look so cool right look so ஃபன்ட்ரா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருந்தாங்க ஆனால் நம்ம வச்சிருக்கிற ஃபோனு மூணு நாலு வருஷம் பழசு எப்படா டார்க் மோட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருக்கும் போது தான் இந்த ஆப் வந்துச்சு இந்த ஆப் பேர் டார்க் மோட் இந்த ஆப்பை ஒரே ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு டார்க் மோடு வந்துடும் உங்கள் இந்த டார்க் மோடு உங்கள் இன்ஸ்டாகிராம் உங்கள் நார்மல் ஃபோன் இன்டர்ஃபேஸ் வந்து டார்க்காக மாற்றிடும் நம்பர் டூ ஜெச் this app is very very very very useful okay because இந்த ஆப்பில் ரிங் டோன்ஸு வால்பேப்பர்ஸு அப்புறம் டயலாக்ஸு நீங்கள் டிக்டாக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பை for example you want you want that breakup song because recently உங்களுக்கு பிரேக்கப் ஆயிருக்கிறதுனா நீங்கள் அந்த சாங் கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணால் ரிங் டோனாக வச்சுக்கலாம் காலர் டியூனாக வச்சுக்கலாம் இல்லை டிக்டாக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் number one TikTok number one is Reddit Reddit வந்துட்டு இந்தியா தவிர மற்ற மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் வந்துட்டு இட்ஸ் வெரி பாப்புலர் பட் இந்தியாவில் இன்னும் வரல I want it to come அதனால தான் this app is very useful it's one of the best social media ஆப்ஸ்ன்னு நான் வந்துட்டு ஹேண்ட்ஸ் டவுன் சொல்லுவேன் it has means it has funny videos it has TikToks also at one point above all it gives you good news நீங்கள் வந்துட்டு இப்போது இப்போது கொரோனா வைரஸ் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும் இல்லை எந்த ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும் இந்த இதில் உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஈஸியாக உங்களுக்கு படிக்கிற ஃபார்மேட்லேயும் இருக்கும் so this app is very useful and I highly recommend and that's it for the video next week இல்லை அதுக்கு அடுத்த வீக் மேபி நெக்ஸ்ட் வீக் எனக்கு எக்ஸாம் இருக்குது எப்போ வந்துட்டு சந்திக்கலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம் அண்டில் தென்